அண்ட் ஸ்லோவாக அலலூயா சாஃப்ட்டும் ஸ்லோவுமாக அலலூயா கர்த்தருக்கு uh, ஆண்டவர் நேற்று நமக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார் லூயா அப்படி நாம் காரியங்களை பேச லூயா கர்த்த நமக்கு uh, க கிருபை தருவாராங்க ஏன்னா நம்முடைய நாவின் அதிகாரத்தில் மரணமும் ஜீவனும் இருக்குது என்னென்னலாம் எவ்வளோ பவர்ஃபுல் நம்ம டங்கு அப்படின்னு நேற்று நம்ம பார்த்தோம் அது மாத்திரமல்ல நம்ம என்ன பண்ணணும் வாயில் வரதெல்லாம் ஃபெய்த் கன்ஃபெஷனாக பாசிட்டிவ் கன்ஃபெஷனாக இருக்கணும் நெகட்டிவ் கன்ஃபெஷன் வரக்கூடாது அதனால என் வாழ்க்கையில் இருக்கிற எவ்வளோ பெரிய மாற்றம் எவ்வளோ தீமை வந்துடும் ஒரு வேளை நெகட்டிவ் இருந்தாலும் இன்னைக்கு அலலுயா அதே வரிசையில் ஒரு காரியத்தை அலலுயா நம்ம பார்க்க போகிறோம் அலலுயா பிரசங்கி ஒன்பது பத்து அலலுயா பிரசங்கி ஒன்பது பத்து Ecclesiastes nine ten Can someone read that? செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய் நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே ஹலலூயா இன்றைக்கி பாருங்க இன்றைக்கி கொஞ்சம் எப்போவுமே டெய்லி அதிகமாக பேசுவதை டங்கு வாய் இன்றைக்கி வாய் போய் கை வந்துருச்சு ஹலலூயா ப்ரைஸ் எல்லாம் hallelujah whatever you and find at to do do it with all your might hallelujah உன் கைக்கு நேரிடுகிறதை முழு பலத்தோட செய் அலலூயா இந்த நாட்களில் கத்தர் பேசி கொண்டிருக்கிற காரியம் ஒரு காரியத்தை தான் தொடர்பு படுத்தி பேசுகிறேன் என்னென்னா claim and conquerன்னு பேர் வச்சிருக்கோம் hallelujah if you want to conquer hallelujah if you want to receive and inherit the blessing these are all the things that you should do இந்த காரியத்தெல்லாம் நீ பண்ணணும் அல்லையா நம்ம ஜபிப்பது மாத்திரம் அல்லாமல் வாழ்க்கையில் இருக்க சில காரியங்களையும் நாம் சீர்படுத்த சரிப்படுத்த கத்தர் விரும்புகிறார் அல்லையா நம்ம ஜபிக்கிறோம் விசுவாசிக்கிறோம் நல்ல காரியம்தான் ஆனால் இந்தந்த காரியங்கள் இப்போ நம்ம நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வர காரியங்கள்லாம் தடையாகி கெடுத்து போட்டுருக்கோம் அல்லையா நம்ம வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா காரியமுமே நமக்கு வந்து நம்ம நம்ம கையில் வந்து சேராதபடிக்கு சில காரியங்களை தடுத்து போட்டு கெடுத்து போட்டு விடுகிறது அதை நம்ம சரி பண்ணும்பொழுது கரெக்டாக எக்ஸாக்டாக வர வேண்டிய டைமில் அது வந்துடும் அது எந்த தாமதம் இல்லாமல் வந்துடும் சொல்கிறோம் அதுக்காக தான் கத்தர் இந்த ஆலோசனைகளை லூயா சபைக்கும் ஒவ்வொருவருக்கும் லூயா அது கொடுத்து இன்றைக்கும் கத்தர் பேச விரும்புவது லூயா உன் கைக்கு நேரிடுகிறதை முழு பலத்தோட செய் whatever you hand find to do do it with all your might hallelujah நாம கைக்கு எது நேரிட பண்ணுகிறாரோ ஆண்டவரால் எது எந்த வேற காரியமாக வேணா இருக்கலாம் season to season it might change லூயா ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு காரியமாக இருக்கலாம் லூயா ஆனால் எந்த காரியமாக இருந்தாலும் உன் கைக்கு நேரிடுகிற காரியத்தை நீ என்ன பண்ணணுமா லூயா முழு பலத்தோட செய்யணும் you have to focus and you have to do it with all your mind hallelujah அந்த காரியத்தில் அந்த குறிக்கோளோடு கூட அல்ல லூயா உங்களை இணைத்து கொண்டு முழு பலத்தோடு கூட அதை செய்யும்படியாய் கர்த்தர் இந்த காலை வேலையில் அல்ல லூயா விரும்புகிறார் அப்போது உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நம்ம காரிய அசதியாய் வேலை செய்யக்கூடாது அல்ல லூயா ஆண்டவர் சொல்றாரு நீங்க அசதியாய் செய்யாதபடிக்கு இருக்க பாருங்க அல்லூயா எந்த காரியம் அசதியா நம்ம செய்யாதபடிக்கு இருக்கணுமா கொலேசியர் முதல்க முதல்ல எப்படி செய்யணும் அல்லூயா முழு பலத்தோடு செய்யணும் அலலுயா அப்படின்னா அதை எப்படியெல்லாம் செய்யணும் எந்த காரியமா இருந்தாலும்ங்க நம்ம வாழ்க்கையில கத்த நேரிட பண்ணுகிறோம் எந்த எனி எந்த செயலா இருக்கலாம் ஏதோ ஒரு செயல் அல்லூயா ஒர்க்குன்னும் போது நம்ம ஒர்க் மாத்திரம் நினைச்சிடக்கூடாது நம்ம வீட் நம்ம போய் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை இல்லை ஆஃபீஸ்லையோ நம்ம போய் ஒர்க் பண்ணுற அந்த காரியத்தை மாத்திரம் நம்ம நினச்சிட நினச்சிடக்கூடாது whatever your hand find at to லூயா இந்த சீசன் லூயா இந்த சீசன் நாட்களில் எந்த காரியத்தில் கத்த நம்முடைய நம்ம நம்ம வச்சிருக்கிறாரோ அந்த காரியத்தை நம்ம முழு பலத்தோடு செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் அசதியாக செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு இந்த வசனத்தையும் கூட படிங்க எப்படி செய்யணும் அதை அலலுயா அதை நம்ம செய்ய எப்படி செய்ய வேண்டும் என்பதை வசனம் விதமாக சொல்கிறது கொலேஷியன்ஸ் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் கொலேசியர் எழுதின மூணு இருபத்தி நாலு எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் அமேன் அலலூயா எதை செஞ்சாலும் அலலூயா அது பாருங்களேன் எதை செஞ்சாலும்னா சர்ச்சு காரியம் ஊழியம் மாத்திரம் அதில் அது அப்படி போட்டுக்கூடாது ஆண்டவர் சொல்கிற அது கத்தருக்கென்று செய்யுங்கள் என்று சொல்கிறதுனால it is not only church thing it is not only ministerial thing it is everything லூயா எதை செய்தாலும் அப்படின்னா எனி திங் லூயா அது குக்கிங் லூயா அது பிள்ளைங்களை பார்த்துக்கிறது லூயா அது எந்த காரியமாக இரு இருக்கலாம் உங்களுடைய நார்மலாக செய்கிற வேலை சபை காரியம் உங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியம் எல்லாம் லூயா எந்தெந்த செய்கைகள் எல்லாம் சம்மந்தப்பட்டு இருக்கிறதோ அதையெல்லாம் மனுஷருக்கென்று செய்யாமல் அலலுயா கத்தருக்கென்று எப்படி செய்யணுமா மனப்பூர்வமாக செய்யணுமா ஒரு ஆமின்னு சொல்லுங்களேன் அலலூயா லூயா மனப்பூர்வமாக கத்தர் செய்ய சொல்கிறார் லூயா இந்த காலை வேலை கத்தர் பேசிக்கணும் என் கை நான் நேரிடுற காரியத்தை மனப்பூர்வமாக செய்யணும் அலலூயா குறைப்பட்டு கொண்டு செஞ்சால் அந்த காரியம் நிற்காது அலலூயா அப்போ இந்த காலை வேலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுகிற உங்களுக்கு கத்த சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்னென்னா நான் செய்கிற செயலை மனப்பூர்வமாக செய்யலைன்னா அலலூயா அந்த காரியமே அலலூயா வாய்க்காது போயிடும் அந்த காரியத்தில் வருகிற பலன்கள் அலலூயா அது மிகுதியாக இல்லாமல் போயிடும் அலலூயா அப்போது I have to do things hallelujah ah with all my heart மனப்பூர்வமாக அதை கத்தருக்கென்று செய்யணுமா சபையின் ஊழியங்களானாலும் சரி வீட்டு காரியங்களானாலும் சரி எந்த காரியமானாலும் சரி மனப்பூர்வமாக ஒரு வேலை நீங்கள் செய்யாமல் குறப்பட்டுக்கிட்டு செய்கிறீங்க அப்படின்னா கத்துறதை விரும்பலைங்க ஆண்டவருடைய பாலிசியே ஒன்று தான் உற்சாகமாக செய் இல்லை செய்யாத இதுதான் ஆண்டவருடைய ஒரே பாலிசி கொடுக்கறதுல கூட அப்படி தான் சொல்கிறார் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் பிரியமாக இல்லை உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கத்தர் பிரியமா இருக்கிறார் hallelujah God love the cheerful giver hallelujah God expect that hallelujah மனப்பூர்வமா சேர்ஃபுல்லா எந்த காரியத்தையும் நீ செய்வியா அல்லலுயா புலம்பாமல் செஞ்சால் தான் அது பிளெஸ்ஸிங் நான் நிறைய தடவை லூயா நிறைய பேருக்கு சொல்லுவேன் சர்ச்சில் கூட மினிஸ்ட்ரி பண்ணும்போது ஆண்டவருக்காக செய்கிறீங்க அல்ல லூயா நான் ஹெல்ப் நான் கேட்கலாம் வந்து இந்த காரியத்தை செய்யுங்க அந்த காரியத்தை செய்யுங்கன்ற ஹெல்ப் நான் கேட்கலாம் ஆனால் இது நான் கேட்பது ஆண்டவருக்காக அல்ல லூயா ஊழியத்துக்காக கேட்குறேன் only one thing is needed hallelujah நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதை ஆண்டவர் பார்க்குறாரு ஆனால் do it with do it with cheerful அதனுடைய உற்சாகமாக செய்யுங்க அதனுடைய அப்போ தான் அந்த ஊழியத்தினுடைய பலன் வரும் சில வேலைகள் உண்மையாக சொல்கிறேன் நான் நீங்கள் உழைப்பு உழைச்சிருப்பீங்க சில டைமில் பலன் வராமல் போயிடுறதுக்கு காரணம் முறுமுறுப்போடு எந்த ஊழியத்தையோ இல்லை எந்த காரியத்தையுமே வசனம் அப்படி தான் போட்டிருக்கு நான் சபையை மாத்திரம் நான் சொல்லலை எந்த காரியமானாலும் முறுமுறுப்போடு செய்யும் பொழுது மனசில் வந்து சந்தோஷம் இல்லாமல் செஞ்சால் அதனுடைய பலன் வராது என்பதை வேதம் தெளிவாய் கூறுகிறது அல்லையா அதனால தான் மனுஷருக்கென்று செய்யாதீங்க ஏன் மனுஷருக்கென்று செஞ்சால் முறுமுறுப்பு வந்துடும் மனுஷருக்கென்று செஞ்சால் நமக்கு சோர்வு வந்துடும் அல்லையா அதனால் கத்தருக்கென்று செய்யுங்கள் என்று வேதம் ரொம்ப தெளிவாய் தெளிவாக தெளிவாக இந்த காலை வேலையில் உங்கள் கைக்கு என்ன நேரிட்டு இருக்குதோ அல்ல சோர்வு வருங்க ஆனால் ஈஸியாக சொல்லிட்டீங்க பாஸ்டர்னா ஈஸியாக பாஸ்டர் எவ்வளோ எவ்வளோ ட்ரையல்ஸு எவ்வளோ சோர்வு வருது உண்மை தான் அல்லூயா சாதாரண விஷயம் இல்லை அல்லூயா ஆண்டவர் சொல்லிட்டாரே உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லிட்டாரு உபத்திரவங்கள் மனசில் வந்து சோர்வுகள் வருவது எல்லாம் சகஜம்தான் எல்லாம் சகஜம்தான் ஆனால் மனப்பூர்வமாக செய்யும்படியா ஏன்னா இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் நம்ம ப்ரேயர் பண்ணுறது நாட்களை குறித்து ப்ரேயர் பண்ணுறோம் லூயா இந்த நாட்களுக்குள்ளே ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அப்பா இந்த வருஷத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய காற்றை செஞ்சிருங்க ஆண்டவரே என் வாழ்க்கையில் நடக்கணும் ஐ வாண்ட் டு சி தட்னு தான் நம்ம வந்து ஒரு ஒரு தீர்மானத்தோடு விசுவாசத்தோடு தான் வந்து இந்த காலை வேலை எல்லாரும் இணைஞ்சிருக்கிறீங்க நான் நம்புகிறேன் அல்ல லூயா அதற்கு என்று நான் என் வாழ்க்கையை சில காரியங்களை ஆண்டவர் செதுக்க விரும்புகிறார் ஆலோசனை கொடுக்க விரும்பு இதெல்லாம் நான் கொடுக்க தான் போகிறேன் மகனே ஆனால் இந்த காரியம் எல்லாம் தடையாயிடக்கூடாது உன் வாழ்க்கையில் நீ ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்க காற்றை கொஞ்சம் செல்ஃப் எக்ஸாமின் பண்ணி இந்த காலை வேலையில் நீ மனப்பூர்வமாக செய் செய்கிறியா சந்தோஷமாக செய்கிறியா சந்தோஷமாக செய்யும்படியாக ஆண்டவர் செய்கிறார் எதிர்பார்க்குறார் அலலுயா முறுமுறுப்பு இல்லாமல் செய்யணும் அடுத்தது தர்க்கிப்பு இல்லாமல் செய்யணும் hallelujah without murmuring without argument இதெல்லாம் வசனம் நான் சொல்கிறதெல்லாம் அலலுயா முறுமுறுப்பு இல்லாமல் மனப்பூர்வமாக செய்யணும் அதை எப்படி செய்ய முடியும் மனுஷர் பார்க்கறதுக்காக இல்லை ஆண்டவர் பார்க்குறாருன்னு செய்கிறேன் அலலுயா கர்த்தர் பார்க்கிறார் என்று நான் முறுமுறுப்பு இல்லாமல் செய்கிறேன் ரெண்டாவது தர்க்கிப்பு இல்லாமல் செய்யணும் hallelujah without argument I have to do anything hallelujah தர்க்கிப் இல்லாமல் அந்த காரியத்தை செய்யணும் மூணாவது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் ஜூ நாட் டிஸ்கண்டினியூ லூயா இந்த காரியத்தை கத்தர் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறார் நிறைய பேரோட ப்ராப்ளம்னா தெரியுங்களா அல்ல லூயா உழைச்சி உழைப்பை போட்டுருவாங்க நேரத்தை போட்டுருவாங்க பாதியிலே விட்டுடுவாங்க சோர்ந்து போய் விட்டுருவாங்க இல்லை கோவப்பட்டு விட்டுருவாங்க ஏதாச்சும் ஒரு காரியத்தில் ஏதாச்சும் ஒரு டைவர்ட் ஆகி விட்டுருவாங்க இல்லை வேற ஒரு காரியத்தில் மை மனசு வேற ஒரு இடத்துல இன்ட்ரெஸ்ட் போயிடும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் இல்லையா அப்படி கத்தர் விரும்பலை இல்லையா ஒரு காரியத்தை கத்தர் உங்களுக்கு கொடுத்தாருன்னா அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்படியாக விரும்புகிறார் do not discontinue what you are doing இல்லையா எந்த காரியம் எடுத்தாலும் டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடாது ஒரு இடத்துல பத்து செங்கலை கட்டிட்டு ஒரு ஒரு ஒரு காரியத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு செவரை கட்டுறேன்னு சொல்லிட்டு இன்னும் அந்த பத்து செங்கலை ஒரு இடத்துல கட்டிட்டா இல்லை இல்லை வேணாம் நான் வேற இடத்துல போய் கட்டணும் அங்கே போய் ஒரு பத்து செங்கலை கட்டிட்டு இல்லை அங்கே வேணாம் இன்னொரு இடத்துல போய் பத்து செங்கலை கட்டுறேன்னா அது வீணான ஓட்டம் இல்லையா அது நான் செய்ய வேண்டிய கட்ட வேண்டிய இடத்த ஒரு இடத்துல இருந்து கட்டி முடிக்கணும் அதுதான் பலன் அல்ல லூயா அதுதான் பலனுங்க அல்ல லூயா இந்த காலையில் ஆண்டவர் சொல்றாரு தர்க்கிப்பு இல்லாமல் செய்யுங்க முறுமுறுப்பு இல்லாமல் செய்யுங்க மனப்பூர்வமாக செய்யுங்க அப்படின்னு சொல்கிற தேவன் இன்னொரு காரியத்தையும் இந்த காலை வேலை ஞாபகப்படுது வேகமாக நான் சொல்கிறேன் அல்ல லூயா இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயமாகவே பேச விரும்புகிறக்கா நான் சொன்ன மாதிரி it is fresh manna that God wants speak speak to us today இன்றைக்கு இந்த காரியத்தை பேச விரும்புகிறார் அல்லூயா மூணாவது காரியம் நெவர் கிவ் அப் ஒரு காரியத்தை துவங்கினீங்கன்னா அதை பாதியிலே நிறுத்தாதீங்க பாதியிலே நிறுத்துற எந்த காரியமே அந்த அந்த ஹேபிட் வச்சுக்கிறவங்களுக்கு life long that will be a danger பாதியிலே ஒரு காரியத்தை நம்ம விடுறோம் அப்படின்னா அந்த காரியத்தினுடைய லூயா ஒரு ஒரு காரியத்தை விட்டுடலாம் தீய பழக்கம் இருந்தால் அதை நிறுத்திடுங்க லூயா மற்றபடி லைஃப்பில் எந்த காரியத்தையும் பாதியிலே விடக்கூடாது என்ன கேட்டால் கெட்ட பழக்கம் பாவ பழக்க வழக்கம் இருந்தால் அதை விட்டு விடுங்க அலலூயா அதை பாதியிலே நிறுத்துங்க அலலூயா ஆனால் அலலூயா வேறு எந்த காரியமானாலுங்க வசனம் அப்படி எதை செய்தாலும் அது அது பார்த்தீங்கன்னா அது காமனாக ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டாக ஆண்டவர் வச்சிட்டாரு ஊழியம் சர்ச்சு அந்த மாத்திரம் இல்லை எந்த எதை செய்தாலும் சர்ச்சாக இருந்தாலும் ஊழியமாக இருந்தாலும் வீட்டு காரியமாக இருந்தாலும் பிள்ளை வளர்ப்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அலலூயா சோஷியல் சர்வீஸாக இருந்தாலும் whatever it is whatever hallelujah you are doing hallelujah எதை செய்தாலும் அலலூயா அதை மனப்பூர்வமாய் செய்யும்படியாக இந்த காலை வேலை கத்தர் எதிர்பார்க்கிறார் அலலூயா அது மாத்திரம் இல்லைங்க டிஸ்கண்டினியூ பண்ணவே கூடாது அது கத்தர் விரும்பாத செய் நான் பார்த்துருக்கேன் நிறையா பேர் ஜிம்முக்கு சேருவாங்க செய்ய மாட்டாங்க சில பேர் படிப்பை பாதியிலேயே விட்டுடுவாங்க இந்த மாதிரி நிறைய பேரை லைஃப்பில் பார்த்துருக்காங்க அலலுயா அவங்க எந்த இடத்துலையுமே ஒழுங்காக எந்த காரியத்தையுமே செய்து முடித்ததாக நான் பார்த்தது அது தொடரும் அந்த ஹேபிட் தொடரும் ஒரு இடத்துல நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா இன்னொரு இடத்துலையும் அது தொடரும் அதனால் never discontinue do not withdraw சோர்வு இருக்குங்க சோர்வு இருக்கும் தொல்லைகள் இருக்கும் சும்மாவா பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடும்பொழுது ஈஸியாக இருக்குமா அல்ல பலன்களை பெறுவது ஆனால் அதையும் தாண்டி ஓட கத்த நமக்கு உதவி செய்வாராங்க நமக்கு பலன் தருவாராங்க நம்ம இருதயத்தில் மாத்திரம் நினச்சிக்கணும் I will never discontinue I will never give up லூயா நான் பாதியிலே நிறுத்த மாட்டேன் லூயா நான் பாதியிலே நிறுத்த மாட்டேன் நான் விட்டுற மாட்டேன் அலலூயா நான் தொடர்ந்து ஓடுவேன் தொடர்ந்து செய்வேன் மனப்பூர்வமாக செய்வேன் என்பதை நீங்கள் லூயா ஒரு தீர்மானத்தோடு கூட இந்த காலை வேலை லூயா நீங்கள் செய்யும்படியாக நான் கேட்கிறேன் அப்படி செய்யும் பொழுது தான் கத்துற லூயா நம்முடைய பலன்கள் மிகுதியாக இருக்கும்படியாக பலன்கள் மிகுதியாக இருக்கும்படியாக கத்தை பார்த்து கொள்வோம் ஹலலூயா இந்த காலை வேலையில் கூட ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார் இந்த கை அழலுயா செய்கிற காரியம் நம்ம செய்யும் செயல்களில் அழலுயா ஆண்டவர் விரும்புகிற காரியம் அழலுயா ஃபோக்கஸ் அழலுயா நீ நேர்த்தியாய் செய் அழலுயா தர்க்கிப்பில்லாமல் செய் அழலுயா சோம்பலின் கையோடு அதை செய்யாத முழு பலத்தோடு செய் அதை மனப்பூர்வமாய் செய் அதை கத்தருக்கென்றே செய் அழலுயா என்று கத்தர் பேசுகிற ஒரு காரியத்தை அழலுயா நம்ம பார்க்குறோம் அழலுயா அழலுயா வசனம் சொல்லுது கலாத்தியர் ஆறு ஒன்பது ஒருத்தங்க படிங்க இப்படி நம்ம செயல்பட்டா நிச்சயமாகவே இந்த twenty one days prayer hallelujah it is a very good prayer for us hallelujah கலாத்தியர் ஆறு ஒன்பது நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் பாருங்க அந்த பின்பகுதி நான் எடுத்துக்கிறேன் அலலுயா நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்துல அறுப்போம் அலலுயா அப்ப அறுக்கணும் அலலுயா விதைச்சிட்டு பாதிலேயே தண்ணீர் பாய்ச்சாம விட்டு போயிட்டா எப்படிங்க அலலுயா விதைக்கணும் உழணும் நிலத்தை அப்புறம் விதைக்கணும் அலலுயா அப்புறம் தண்ணீர் பாய்ச்சணும் அப்புறம் பராமரிக்கணும் அலலுயா விளைச்சல் அலலுயா மிகுதியாக இருக்கும் உங்கள் லைஃப்பில் அல்ல விளைச்சல் மிகுதியாக இருக்கும் அலலுயா எந்த காரியத்தையுமே பாதியில் விடுவதில் பலன்களை பார்த்து பார்க்க முடியாது அலலுயா எந்த காரியத்தையுமே பாதியில் தேர் எந்த காரியத்திலையுமே அலலுயா பலன்கள் நிச்சயமாக இருக்காது அலலுயா இந்த காலையில் கத்த பேசுகிறார் அலலுயா நீ அதெல்லாம் செய்ய நான் உனக்கு அலலுயா உனக்கு உனக்கு நேரிட பண்ணுகிற காரியம் வந்து கத்தை நேரிட பண்ணுகிறார் அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க லைஃப்ல வர காரியம் கத்தை நேரிட பண்ணுகிற காரியம் அந்த காரியத்தெல்லாம் நம்மலாம் அலலூயா என்ன பண்ணணும் முழு பலத்தோட செய்யணும் அலலூயா சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சீசன்ல நான் பார்த்துருக்குறேன் ஊழிய பாதையில எங்களுக்கு நிறைய காரியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கோம் செஞ்சிடலாம் அதை செஞ்சிடலாம் அதை செஞ்சிடலாம் எல்லாமே பண்ணிடலான்ட்டு சொல்லுவாங்க அவங்க உற்சாகத்தை பார்த்து நமக்கே இன்னும் செய்யலாம் அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்கும் ஒரு அடுத்த வாரம் பேசும்பொழுது ஆமாம் அப்போ சொன்னேன் என்ன நடந்துச்சு ஆனா ஆனால் இப்போ நாம் அப்படி இருக்கக்கூடாதுங்க ஆண்டவர் அது விரும்பல ஆண்டவர் அதை விரும்பலை எந்த சூழ்நிலையானாலும் மனரம்பியமாக இருந்து எந்த சூழ்நிலையானாலும் லூயா கை களத்தில் கை வச்ச பிறகு கலப்பையின் மேலே கை வச்ச பிறகு பின்னிட்டு பாராதிருப்பாயாக ஆண்டவர் சொல்கிறார் லூயா அது கத்த விரும்பாத ஒரு செயலுங்க எந்த செயலுமே முழு ஈடுபாடோடு செய்யுங்க பாதியில் நிறுத்தாதுங்க அலலூயா சூழ்நிலை மாறுங்க ஆனாலும் நிறுத்தாதீங்க அதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு அழகு அலலூயா சூழ்நிலை மாறா நானும் மாறிடுவேன் ஒரு சோர்வு வந்தால் நானும் மாறிடுவேன்னா விசுவாசத்துக்கு வேலை இல்லையே அலலூயா ஆவியானவர் கூட வேலை இல்லையே அலலூயா இப்போ ஆவியானவரும் விசுவாசமும் ஒரு மனுஷங்கிட்ட இருந்தால் அதையும் மேற்கொண்டு அதையும் தாண்டி அலலுயா உற்சாகமாக செய்வேன் ஐ வில் நெவர் வித்ட்ரா லூயா நான் டிஸ்கண்டினியூ பண்ண மாட்டேன் லூயா டிஸ்கண்டினியூ பண்ணாதீங்க லூயா ஒரு ஃபிட்னஸ் கூட டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அந்த உடம்புல என்ன என்னங்க நம்ம ஒரு காரியத்தை பார்க்க முடியும் லூயா வெயிட் ரிடக்ஷனுக்காக போகிறீங்க டிஸ்கண்டினியூ பண்ணால் you will not see the result லூயா அதே மாதிரி எல்லா காரியங்களிலுமேங்க டூ நாட் டிஸ்கண்டினியூ லூயா எல்லா நேரத்திலும் சரியா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்படியா கத்தர் விரும்புகிறார் அலலுயா ஒரே மாதிரி இருக்கணுங்க ஒருத்தர் திடீர்னு அலலுயா ஐ திடீர்னு லோ அப்படி இருக்கக்கூடாது graphic hallelujah it should be consistent it should be கன்சிஸ்டன்டாக தான் கிராப் இப்படி போகும் அலலுயா இல்லைனா இப்படி இருக்கும் இப்படி வரும் இப்படி போகும் ஒரு பவுன்ஸ் பண் பால் பவுன்ஸ் ஆகிற மாதிரி அலலுயா நம்முடைய வாழ்க்கையின் செயல்கள் இருக்கவே கூடாது சீராக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் மனப்பூர்வமாக இருக்கணும் அலலுயா அதை விடாமல் இருக்கணும் அதான் முக்கியம் அலலுயா பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடணும் hallelujah then you will receive your reward then you will receive your your harvest இந்த காலை வேலையில் கூட அலலுயா நம்ம ஜோம் பண்ண போகிறோம் அலலுயா ஆண்டவரே இன்னைக்கு கேட்ட வசனத்திற்கு ஆண்டவரே இன்றைக்கு கேட்ட அலலூய வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர் அலலு என் கைக்கு நேரிடுகிறத நான் முழு பலத்தோடு செய்வேன் என் கைக்கு நேரிடுகிற காரியத்தை நான் முழு பலத்தோடு செய்வேன் அலலூயா பிரைஸ்லாம் ஆண்டவர் உதவி செய்வாராக ஒருவேளை அப்படியானா காரியங்கள் நீங்கள் பாதியில் நிறுத்திருந்தீங்கன்னா பர்சுத்தாவியானவர் பேசுவாராங்க அதை தொடருங்க அலலூயா அதை தொடர்ந்து செய்யுங்க அலலூயா தீமை ஆண்டவருக்கு விரும்பாத செயல் விட்டுருந்தீங்கன்னா பிரைஸ் த லார்ட் மற்ற எந்த செயலானாலும் அலலூயா ஆண்டவர் இந்த காலவேல பேசியிருக்கிறார் hallelujah do not give up Hallelujah. Focus, hallelujah, and do everything with all your might, hallelujah, and cheerfully, hallelujah. God will reward. Reward is coming reward is on your way அதுவும் இந்த இருபத்தொரு நாள் ஜபத்தில் நான் சொன்னேன் டிசம்பர் முப்பத்தோராம் தேதிக்குள்ளே நடக்க வேண்டிய காரியம் நடக்கணும் ஆண்டவரே பொதுவாக நாங்கள் ஜோம் பண்ண வரலப்பா டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ளப்பா சில காரியங்களை நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்க நல்ல இந்த வருஷத்தின் வாக்கு தத்தத்தை எங்கள் நாங்கள் பார்க்க செய்யுங்க எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பேசின வாக்கு தத்தத்தை பார்க்க செய்யுங்க you want to be so specific this this prayer அதுதான் கிளைம் அண்ட் கான்கர்னு வச்சுருக்கிறோம் அலலூயா கிளைம் அண்ட் கான்கர்னு வச்சிருக்கிறோம் அலலூயா சர்வைவல் மோட் மோரி அலலூயா கான்கரிங் மோட கத்தர் கொடுப்பாராங்க ஜப ஜபத்தில் அலலூயா ஜபிக்கிற உங்களுக்கும் எனக்கும் hallelujah survivor we are not survivors we are conquerors தான் வேத நம்ம கூப்பிட்ற பேரே அதான் we are not survivors we are conquerors hallelujah இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் hallelujah we are more then a conquerors in Christ Jesus போட்டிருக்காங்க அலலூயா ஸோ சர்வைவல் மோடு இல்லைங்க conquering mode hallelujah survival mode நமக்குரியதல்ல கான்கரிங் மோடு தான் நமக்குரியது அதற்கு என்ன செய்யணும் முழு பலத்தோட செய்ய இந்த காலை வேலையில கத்த நமக்கு உதவி செய்வாராக பாதியில நிறுத்த இல்ல தொடர்ந்து ஓட கத்த நமக்கு உதவி செய்வாராக மனமகிழ்ச்சியோடு ஓட உதவி செய்வாராக நாம் தளராது செய்தால் ஏற்ற வேலையில நாம் அறுப்போம் கண்களை மூடி நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணோம் தேங்க்யூ சீஸ் நன்றி கத்தாவே உமக்கு ஸ்டோத்ரம் ஆண்டவரே மை மகிமைப்படுத்துகிறோம் கத்தாவே மை துதிக்கிறோம் அப்பா நீர் நல்லவர் நீர் உயர்ந்தவர் நீர் போதுமானவர் ஆண்டவரே இந்த காலை வேலையில் கூட ஆண்டவரே ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் அன்பின் கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு விண்ணப்பமும் ஆண்டவரே உடைய சமூகத்திலிருந்து அப்பா ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதிலுமாய் வருகிறதற்காக நன்றி அப்பா எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பேசின ஒவ்வொரு வாக்கு தத்தமும் நீங்கள் நிறைவேற்றுகிறதற்காக நீ நிறைவேற்றுகிறவர் நீ சொல்லுகிறவர் மாத்திரமல்ல நீ சொல்வதை செய்து முடிக்கிற தேவன் அதற்காகவே அப்பா நாங்கள் எல்லாம் இந்த காலை வேலை காத்திருக்கிறோம் நீங்கள் செய்து அப்பா உங்கள் செயலை ஆண்டவரே இந்த ஜபத்தில் ஆண்டவரே நாங்கள் பார்க்கும்படியாக நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா அந்த காலை வேலையில் வந்து நாங்கள் உங்கள் சமூகத்தில் காத்திருப்பது அதுக்கு தான் ஆண்டவர் அலலூயா நிறைவேறட்டும் நடக்கட்டும் அதுவரை எங்கள் கண்கள் பார்க்கட்டும் மற்ற கண்களும் பார்க்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம்ப்பா நீர் அப்படியே எங்களுக்கு சபைக்கு ஆண்டவரே ஒவ்வொரு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நீ செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் டாடி நன்றி ஆண்டவரை உண்மை நன்றியோடு நன்றியோடு நன்றியோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா இந்த நாள் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரை இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நேரமாய் மாற்றித்தாங்க ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு ஒரு நன்மையின் நாளாக இருக்கட்டும் இந்த நாளில் நாங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் உங்கள் கரத்தில் உங்கள் பிரசனத்தை பார்த்துட்டு நாங்கள் இந்த நாளை தோங்குறோம்ப்பா ஆண்டவர் let this day be a good day ஆண்டவரே bless day for us father God லூயா ஒரு நல்ல நாளாய் ஆசீர்வாதத்தின் நாளாய் சமாதானத்தின் நாளாய் கத்தருக்குள் மன மகிழ்ச்சியின் நாளாய் இந்த நாள் எங்களுக்கு இருப்பதாக என்று இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ணுறேன் every plans that we have every things that we do today father God every travels and every conversation that we are gonna make today father God அதுல let your grace be upon உடைய கிருப எங்கள் மேது இருக்கட்டும் உங்கள் கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் இந்த நாளை எங்களுக்கு ஒரு ஆசீர்வதித்து அண்டவரை சமாதானமும் சந்தோஷமும் மகிமையும் நிறைந்த நாளாய் நீர் மாற்றித்தர வேண்டுமா ஏசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அலை லூயா ஆசீர்வதிங்க கூட இருங்க எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க எங்கள் எங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் பாதையில் ஆண்டவரே தடைகள் எதுவும் இருந்தாலும் இந்த தடை கற்களை எல்லாம் நீக்கி போடுங்க தடை கற்களை படிக்கற்களாய் நீர் மாற்றுவீராக என்று இயேசுவின் நாமத்தில் இந்த காலை காலை வேலையில் ஜெபிக்கிற இந்த நாளை எங்களுக்கு அவிதமாக நீ மாற்றி தருகிறதற்காக நன்றி ஆசீர்வதிங்கப்பா கூட இருங்க சகல துதியும் சகல கனமும் சகல மகிமையும் உம் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் மீட்பெரும் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் அலலூ என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே ஆமீன் ஆமீன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக may God bless you all have a blessed day ahead amen